கூறிய நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என் பெயர் சா ஜெனிஃபர் நான் இன்று இணையவழி கல்வி மாணவர்களுக்கு சுமைதான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நடுவர் அவர்களே இன்றைய காலகட்டத்தில் இணையவழி கல்வி எதுக்குங்க வைக்கிறாங்க நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட வெளியே செல்ல முடியாத காரணத்தினால நமக்கு இந்த இணையவழி கல்வி வந்து எதனா ஒரு பயன் தரும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த இந்த இணையவழி கல்வி நடத்துகிறாங்க அதுலேயும் நிறைய சுமைகள்லாம் இருக்குது அதாவது முதல் சுமையாக இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய பெற்றோர்களாக வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதை கூட முக்கியப்படுத்தாமல் நிறைய கல்வி நிறுவனங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பள்ளி கட்டணத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி அதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதாங்க முதல் சுமையாக அமையுது நமக்கு வந்து இந்த இணையவழி கல்வினால இரண்டாவதாக இந்த மாதிரி வந்து இணையவழி கல்விக்கு மிக முக்கியமானது தொலைபேசி அது மட்டும் இல்லைன்னா நம்மளால எதுவுமே படிக்க முடியாதுன்ற காலத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம் அதனால நடுவுறவர்களே இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில கூட நிறைய பெற்றோர்களாக இந்த மாதிரி தொலைபேசி வந்து வாங்கி கொடுக்காததுனால நிறைய மாணவர்கள் வந்து தவறான முடிவுக்கு போய் நிறைய பேர் இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு நடுவுறவர்களே இது வந்து இரண்டாவது பெரிய சுமையாக அமைகிறது மூன்றாவதாக இணையவழி கல்வி அதாவது அது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு நடத்துறாங்க அதுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து வீடியோ கால் அப்படின்றது தான் வந்து நிறைய பள்ளிகளில் வந்து எடுக்கிறாங்க அதுலேயும் மிக முக்கியமாக நடுவர் அதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஆசிரியர்களும் கவனிக்கிறது இல்லை இது வந்து மூன்றாவது பெரிய சுமையாக அமைகிறது நாலாவதாக இந்த இணையவழி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க இந்த இணையவழி தேர்வில் வந்து நியாயமாக யாரும் வந்து எழுதுறதில்லை ஒன் நூற்றுக்கு ஒரு பத்து அளவில் தான் வந்து மாணவர்கள் வந்து நேர்மையாக எழுதியிருப்பாங்க மற்றவர்கள் எல்லாரும் வந்து அதான் புக்கு இருக்கே பார்த்து எழுதலாம் அவ்வளோதான் அது மட்டும்தான் அங்கே பார்த்துக்கிறாங்க இது மட்டும் நடுவர் அவர்களே இது வந்து நாலாவது மிகப்பெரிய ஆண்டவரே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க இந்த இணையவழி கல்வினால் ஐந்தாவதாக இதில் வந்து நமக்கு எதனா ஒரு தேர்வு வந்து கேட்கணும் எதனா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது வந்து நம்ம நேரத்துக்கு பள்ளியில் இருந்தோம்னா கூட நம்மளோட கேள்விகளை கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறக்கூடிய காலம்லாம் அப்போ இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் ஃபோன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படிதாங்க தாங்க போயிட்டுருக்கு இந்த காலம் அதில் வந்து நம்மளால் வந்து கரெக்டான ஒரு பதிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியல இது வந்து நம்மளோட ஐந்தாவது சுமையாக அமைகிறது ஆறாவதாக முக்கியமாக நம்மளோட கண்கள் வந்து பாதிக்கப்படுகிறது அந்த காலத்துலலாம் வந்து என்னங்க ஸ்டைலுக்காக கண்ணாடி போடுறீங்களா அப்படின்னு கேட்ட காலம் உண்டு ஆனால் இப்போலாம் வந்து என்னங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு இந்த கண்ணில் பாதிப்பு இருக்குது இந்த கண்ணில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து நல்லா இருக்க கண்கள் கூட இந்த ஃபோன் இந்த தொலைபேசி பார்த்து பார்த்து அந்த கண்கள்லாம் கெட்டு போயிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அது வந்து மிகப்பெரிய ஆறாவது சுமையாக அது அமையுது ஏழாவது சுமையாக நமக்கு வந்து எங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னா கூட ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த நேரத்தில் தான் வந்து நமக்கு இந்த இந்த இந்த கிளாஸ் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அறிவிக்கிறது இல்ல உடனுக்குடன் வந்து அது நடத்துறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கன்னா வெளியில் போகணும்னா கூட போக முடியல நம்ம வெளில வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஆப்சன்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் அது வந்து ஏழாவது கஷ்டமாக அமையுது அதாவது சுமையாக அமையுது எட்டாவதாக நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பெற்றோர்களால் வந்து இரண்டு தொலைபேசி வாங்க முடியாத காலம்லாம் இருக்குது இப்போது இப்போ வந்து நிறைய வேலை இல்லாத காரணத்தினால அது நடக்குது அதனால் வந்து நிறைய வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து மாணவர்கள் வந்து இரண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரே தொலைபேசி வச்சு அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அதிலும் வந்து நமக்கு எதனா வந்து முக்கியமான ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா கூட நம்மளால பேச முடியல அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த தொலைபேசியை கொடுத்தா ஐயோ நான் உங்களுக்கு வந்து மார்க் போட மாட்டேன் இந்த மாதிரி மதிப்பெண்களை வந்து போட மாட்டேன் இதை வந்து நீங்கள் அனுப்புனாதான் இந்த டைமிங்குள்ளே அனுப்புனாதான்